ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு பூபு தமிழ் ஸ்டோரிஸ் நீங்கள் எப்பயாவது வெங்காயம் கட் பண்ணும்போது அழுதுருக்கீங்களா ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் அழுவீங்க உங்களுக்கு ஏன் வெங்காயம் கட் பண்ணும்போது அழுக வரும்னு தெரியுமா அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன குட்டி கதை இருக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு அழகான நகரத்தில் மூணு நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா அவங்க யாருன்னு முதல்ல தக்காளி இன்னொருத்தர் ஐஸ்கிரீம் மூன்றாவது ஆள் வெங்காயம் அங்க குளிர்காலம் வந்தது மூன்று நண்பர்களும் ஒன்னா விளையாட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம் எங்க போனாலும் ஒன்னாதான் சந்தோஷமா போவாங்க மெதுவா பருவங்கள் மாற தொடகிறது கடைசியா இது கோடைக்காலம் ஒரு நாள் மூணு பேரும் பார்க் போய் ஒன்றா விளையாட நினச்சாங்க உங்கள் எல்லாருக்கும் கோடை காலத்துல காலநிலை எப்படி இருக்கும்னு தெரியும்ல ஆமாம் ரொம்ப சூடாக தான் இருக்கும் அப்போது இதை பற்றி ஐஸ்கிரீமுக்கு சுத்தமாக தெரியாது அப்போதான் நண்பர்களோட விளையாட அது வீட்டு விட்டு வெளியே வந்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஐஸ்கிரீம் தன்னுடைய உடல் உருகிறத உணர்கிறது தன்னுடைய நண்பர்களை நிலைமையை பார்த்துட்டு தக்காளியும் வெங்காயமும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்னாங்க ரொம்ப விரைவாக ஐஸ்கிரீம் மொத்தமாக உருகி போனது மற்ற ரெண்டு பேரும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன பையன் ஒரு பாலை வச்சு விளையாடிட்டு கொண்டு இருந்தான் அந்த பையனுக்கு தக்காளியும் வெங்காயம் தான் வழியில வரத கவனிக்கல தெரியாம பால ரொம்ப வேகமா வீசினான் வெங்காயமும் அந்த பாலை தடுக்க முயற்சி பண்ணிச்சு ஆனா அதால முடியல அவ்வளோதான் பால் வேகமா வந்து தக்காளி தலையில கடினமா பட்டு தக்காளி கீழே விழுந்தது அந்த ராத்திரி வெங்காயம் தன்னை தன்னோட இரண்டு நண்பர்களை நினச்சி சோகமா ஆயிடுச்சு ஒன்றுமே சாப்பிடல அது கடவுள்கிட்ட கேட்டது ஓ கடவுளே என்னோட சிறந்த நண்பர்கள் இப்போ என்னோட இல்லை நான் இப்போ இங்க தனியா அவங்களுக்காக அழுதுகிட்டே இருக்கேன் நாளைக்கு எனக்கு ஏதான ஒன்னுக்காக அழக யாருமே இல்லை அப்போ வெங்காயம் வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வருது பார்த்தது அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு குரல் வந்து சொன்னது வெங்காயமே கவலைப்படாத உனக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா உன்னை சுத்தி இருக்க எல்லாரும் அழுவாங்க அப்படியே வெங்காயத்துக்கு இந்த வரத்தை கொடுத்து குரல்